வெல்கம் டு மை ஷெல்ஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு இருந்ததுன்னா அதை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் ரொம்ப ஜூஸியாக ரொம்ப ஸ்பாஞ்சாக இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து பாருங்கள் இது ஒரு கப் சுகர் வந்து ஃபேனில் சேர்த்துக்கோங்க அதுக்கு ரெண்டு கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா கிளறி விடுங்க எந்த கப்புக்கு சுகர் எடுக்கமோ அந்த கப்புக்கு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கணும் நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து சுகர்லாம் நல்லா கலந்து வரணும் கம்பிப்பை தான் வரணும் அப்படின்லாம் தேவையில்லை இது நான் வந்து இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவு வந்து அப்போ தான் அரைச்சது உப்புலாம் எதுவுமே சேர்க்கல அதனால் நான் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இது வந்து பூ நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா அதுதான் இது ஃபுட் கலர் ஃபுட் கலர் தேவையில்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நல்லா ஃபுட் கலர் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க இப்போது ஒரு பேனில் ஆயில் சோடாகையும் நம்ம க ஸ்பூனை வச்சு அந்த ஆயிலில் சின்ன சின்னதாக போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ பேனில் அந்த எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ பிடிக்குதோ அந்தளவு சேர்த்துக்கோங்க இப்போது சீக்கிரமாக பொறிஞ்சிரும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் லைட்டாக ஒவ்வொன்றையாக எடுத்து மாற்றி விட்டுக்கோங்க இந்த ஸ்வீட்டு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் நல்லா சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ஒரு நேரம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் பொரிஞ்சிருச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் கொஞ்சம் தேங்காய் பால் நான் வந்து சீனி பாக்கு காய்ச்ச இடத்துல நீங்கள் தேங்காய் பால் வேணாலும் காய்ச்சி யூஸ் பண்ணலாம் இப்போது சீனிப்பாகு வந்து நமக்கு கொஞ்சம் ஆறி இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரெண்டு சூடாக இருந்தால் தான் அந்த இதாக சீனிப்பாகை வந்து இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து அப்சர்வ் பண்ணோம் பாருங்கள் ரொம்ப ஜூஸியான ரொம்ப ஸ்பாஞ்சான ரொம்ப சாஃப்டான நமக்கு ஒரு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்